அழைக்கிறான் மாதவன் அப்ப பல குருமார்கள் இருக்காங்க பல தெய்வங்கள் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் வணங்காம ஏன் இந்த குல தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லி அவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்கு சாஸ்திரங்கள் குலதெய்வத்தை பத்தி எதுவும் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க சாஸ்திரங்கள் நிச்சயமாக குலதெய்வத்தை பத்தி சொல்லியிருக்கு ஜோதிட சாஸ்திரம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பல பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா இந்த குலதெய்வம் என்பது ஏன் வணங்கினா மட்டும்தான் நன்மையை செய்யுது வணங்கலை அப்படின்னா பிரச்சனையை தருது அப்படின்ட்டு பல பேர் கேள்வி கேட்குறீங்க அப்போ தெய்வம் என்பது வந்து நம்ம வணங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு செய்யுமா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கு இந்த விஷயத்த நீங்கள் நல்லா டீப்பாக புரிஞ்சுங்க இன்னும் சில பேர் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இந்த குலதெய்வம் என்பதே எனக்கு தெரியாதே நான் அதை எப்படி வணங்குறது ஏன்னா என்னோட முன்னோர்கள் வந்து ஒரு இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க பல வருடங்களாக எங்களுக்கு என்ன தெய்வம்னே தெரியல அப்படின் போது நான் எந்த தெய்வத்தை வழிபடுறது குலதெய்வமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறேன் கல்யாணத்துக்கு பின்னாடி நான் எந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாருமே கேட்குறீங்க இன்னும் பல பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிடுதுங்க இந்த விவாகரத்து ஆனதுக்கப்புறம் நான் எந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படின்னா இப்ப இறந்த பின்பு குலதெய்வம் என்பது அடுத்த ஜென்மத்தில் மாறும் தானே அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு என்பதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல பேர் வெளியூர்களில் இருப்பீங்க அவுட் ஆஃப் த கண்ட்ரி இருப்பீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இங்கே பூர்வீகம் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னும் போது குலதெய்வம் இந்த சின்ன சின்ன ஊர்கள்லையோ இல்லை வில்லேஜ்லேயோ ஏதோ நீங்கள் வாழ்ந்த இடத்துல முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல வச்சுருப்பாங்க அப்படின்னும் போது அது எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படின்னா அட்லீஸ்ட் வருடத்திற்கு ஒரு முறையாவது இல்லை வருடத்திற்கு இரண்டு முறையாவது நீங்கள் அந்த குலதெய்வ வழிபாடு என்பது நிச்சயம் பண்ணியே ஆகணும் நீங்கள் வெளியூர்களில் இருந்தாலும் வந்து நீங்கள் இப்போ சில காடு சார்ந்த பகுதிகளில் வந்து சில பேருக்கு குலதெய்வம் இருக்கும் அது பெரிய லெவலில் பராமரிப்பு இருக்காது அப்படின்னும் போது நீங்கள் வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அந்த சிலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை அணிவிச்சு துணி கட்டி ஸோ பொங்கல் வச்சு பால் பழம் தேங்காய்லாம் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களோட குலம் மிகப்பெரிய லெவலில் விருத்தி ஆகும் இப்போ இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி இப்போ நான் சொல்கிறது கிடையாது எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி சொல்லியிருக்கிறாங்க யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி மகா பெரியவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறார் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது ஏன் அவ்வளோ முக்கியமாக பேசப்படுது அப்படின்ட்டு கேட்கும்போது இந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ளவனுக்கு நிச்சயம் குலதெய்வம் என்பது தேவை அப்போது குலதெய்வ வழிபாடு நீ பண்ணியே தான் ஆகணும் ஸோ என்ன மாதிரி துறவரம் போயிட்ட எதுவுமே தேவையில்லைன்னு போகிறவனுக்கு குலதெய்வ வழிபாடு என்பது நிச்சயம் தேவை கிடையாது அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது தன்னை அறிய தான் அவன் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி காஞ்சி மகா பெரியவர் சொன்னார் அவர் மட்டும் சொல்லலை அப்பர் கூட இந்த குலதெய்வத்தை பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அப்போ பல குருமார்கள் இருக்காங்க பல தெய்வங்கள் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் வணங்காமல் ஏன் இந்த குலதெய்வத்தை வணங்கணும்னு சொல்லி அவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுங்க இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னு வச்சுங்க அந்த ஏரியாவுக்கு யார் கவுன்சிலர் அப்போ உங்களோட பிரச்சனையை அந்த கவுன்சிலர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த கவுன்சிலர் யார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மக்களாகிய அந்த இடத்துல உள்ள நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் ஓட்டு போட்டு நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் அதே மாதிரி தான் உங்களோட குலத்தில் உள்ள ஒருத்தர் வந்து தான் முன்னோர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக அங்கே அவதரிச்சு இருப்பாங்க அப்போ நீங்கள் அவங்கள தான் வணங்கணும் என்னதான் உங்களுக்கு பிரதமரே தெரிஞ்சாலும் இல்லை உங்கள் ஸ்டேட்டோட முதலமைச்சரை தெரிஞ்சாலும் சரி உங்களோட ஏரியாவில் என்ன தேவையோ அதை நீங்கள் கவுன்சிலர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அவங்க தான் வந்து மேல் மேல் படிக்கு வந்து சொல்லி அது தேவையான விஷயத்த அவங்க வாங்கி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் பிரதமரை காண்டாக்ட் பண்ணிட்டாலும் இதில் முதலமைச்சரை காண்டாக்ட் பண்ணிட்டாலும் அவங்ககிட்ட வந்து டேரெக்டாக வராது எந்த வழியில் கொடுத்து அனுப்ப முடியுமோ அந்த வழியில் தான் கொடுத்து அனுப்புவாங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய குலத்துக்கு இவங்க தான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னும் போது நீங்கள் அவங்கள தான் வணங்கணும் அப்போ நீங்கள் அவங்க கேட்டால் தான் சரியாக இருக்கும் சாஸ்திரங்கள் குலதெய்வத்தை பற்றி எதுவும் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க சாஸ்திரங்கள் நிச்சயமாக குலதெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கு ஜோதிட சாஸ்திரம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கு இந்த ஐந்தாம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானமும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் தான் ஒரு நபருக்கு ஒருவரோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் குலதெய்வ ஸ்தானம் அப்போ அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோ அல்லது மாந்தியோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு என்பது பிரச்சனையில் இருக்கும் எப்படி பிரச்சனையில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குலதெய்வமே என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லை குலதெய்வத்தை வணங்காமல் இருப்பாங்க அவங்க எங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் அவங்க போய் அப்ராட்ல இருப்பாங்க அப்படின்னும் போது இந்த குலதெய்வ வழிபாடு என்பது இருக்கும் அப்போ ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அவங்களோட செய்த கரும வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்போ இந்த ஐந்தாம் இடம் என்பது அமையும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வம் என்பது உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடை நிப்பாட்டாமல் நீங்கள் அந்த குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டே வரணும் அப்போ அதுதான் கர்மா அவங்களோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஐந்தாம் இடம் அமையுது அப்போ நீங்கள் அந்த கர்மாவை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடை நீங்கள் எடுத்து வணங்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒன்று சொல்லுவாங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் சுக்கரனோட சாபம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு என்பதில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பற்றி ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா பல பெரிய வீடியோவாக பேச வேண்டியது இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன் சுக்கரனோட சாபம் ஒருவரோட ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வம் ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க இல்லை குலதெய்வத்தை வணங்காமல் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வத்தை வணங்கணும் இன்னும் பல பேரோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா இந்த குலதெய்வம் என்பது ஏன் வணங்கினா மட்டும்தான் நன்மையை செய்யுது வணங்கலை அப்படின்னா பிரச்சனையை தருது அப்படின்ட்டு பல பேர் கேள்வி கேட்குறீங்க அப்போ தெய்வம் என்பது வந்து நம்ம வணங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு செய்யுமா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்குது இந்த விஷயத்த நீங்கள் நல்லா டீப்பாக புரிஞ்சுங்க இப்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பல நோய்கள் உங்களை அண்டும் கரெக்டாக அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு நோயுமே வராது அப்போ இதே தான் வந்து குலதெய்வ வழிபாடும் இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு என்பது நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க முன்னோர்கள் எடுத்திருக்கிறாங்க நீங்கள் அடுத்து வாழையடி வாழையாக நம்ம வணங்கிட்டு வரோம்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிளில் இருக்கீங்க உங்களோட ஃபேமிலி வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்குது எப்படின்னா பாசிட்டிவான ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்குது இப்போ இந்த பாசிட்டிவான சர்க்கிள்குள்ளே இருந்து நீங்கள் தான் வெளியே போகிறீங்க அப்போ இந்த பாசிட்டிவான சர்க்கிளில் இருக்கும் வரை உங்களை எதுவுமே அண்டாது எதுவுமே பிரச்சனையை தராது இப்போ பாசிட்டிவான சர்க்கிள்குள்ளேருந்து நீங்கள் வெளியே போகும்போது எது பிரச்சனையை தருதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு பிரச்சனை தர்றதை தாண்டி இந்த நெகட்டிவான சில விஷயங்கள் உங்களை வந்து அண்டோம் அப்போ பாசிட்டிவான சர்க்கிள்குள்ளே இருக்கும் வரை நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் தான் வெளியே போய் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தேடிக்கிறீங்க அப்போ நீங்கள் திரும்பவும் மீண்டும் அந்த பாசிட்டிவான சர்க்கிள்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் குலதெய்வ வழிபாடு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே தராது இந்த கடவுள் இதெல்லாம் கிடையாது நீங்கள் விலகி போகிறீங்க இந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க அப்போ பாசிட்டிவான திரும்ப எனர்ஜிக்கு வரும்போது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது இன்னும் சில பேர் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இந்த குலதெய்வம் என்பதே எனக்கு தெரியாதே நான் அதை எப்படி வணங்குறது ஏன்னா என்னோட முன்னோர்கள் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க பல வருடங்களாக உங்களுக்கு என்ன தெய்வம்னே தெரியல அப்படின் போது நான் எந்த தெய்வத்தை வழிபடுறது குலதெய்வமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க உங்களோட வேண்டுகோளை உங்களோட குரு கிட்ட வைங்க உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வைங்க எனக்கு குலதெய்வம் என்பது எதுனே தெரியல ஸோ நீங்கள் தான் அதை காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி பல பேர் வச்சு அவங்களுக்கு குலதெய்வம் காமிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு டிப்ஸு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல ஜோதிடர்கள் வந்து உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அதுக்கு உங்களோட பூர்வீகம் என்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும் எந்த இடத்துல நீங்கள் பிறந்தீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமு இது எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா சில ஜோதிடர்கள் நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுப்பார்கள் அப்படி கண்டுபிடிக்க முடியாது அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் இது கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் உங்களோட உங்களோட திதி தேவதைன்னு ஒரு தேவதை இருக்கும் நீங்கள் அதை வணங்கிட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு வரலாம் தெரியாத பட்சத்தில் அப்படி இதை விட தாண்டி எல்லா குல தெய்வத்துக்கும் மூத்தவர்னு ஒருத்தர் இருக்கிறார் சொரிமுத்தையனார் அவரை நீங்கள் பிடிச்சிக்கலாம் இந்த திதி தேவதையை தாண்டி நீங்கள் சொரிமுத்தையனாரை பிடிச்சிக்கலாம் அதாவது உங்களோட குலதெய்வமே தெரியல அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த சொரிமுத்தையனாரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா குலதெய்வத்துக்கே மூத்தவர் அவர் தான் கல்யாணத்துக்கு பின்னாடி நான் எந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாருமே கேட்குறீங்க நிச்சயமாக உங்கள் கணவர் வீட்டு சைடு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும் அதனால தான் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகுந்த வீடு குலதெய்வம்னு ஒன்று இருக்குது பிறந்த வீடு குலதெய்வம்னு இருக்குது அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் நிச்சயமாக கணவர் வீட்டு சைடு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களோட பிரதமர் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்கள் கண்ட்ரி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பண்ணி கொடுத்துருது இப்போ உங்களை அம் அமெரிக்காவுக்கு நான் மாற்றி விட்டுறேன்னு வச்சுப்போம் இப்போ அமெரிக்காவில் நீங்கள் போயிட்டதுக்கப்புறம் அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எந்த பிரதமர் பார்த்துப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பிரதமர் தான் உங்களை பார்த்துப்பாரு அமெரிக்கா கண்ட்ரி தான் உங்களை பார்த்துக்கும் அப்போ நீங்கள் பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீடு போகும்போது புகுந்த வீட்டோட குலதெய்வம் தான் நீங்கள் வணங்கணும்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லப்படுது இன்னும் பல பேரோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா இந்த கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகிடுதுங்க இந்த விவாகரத்து ஆனதுக்கப்புறம் நான் எந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது அப்படின்னா திரும்ப இதே கான்செப்ட் தான் நீங்கள் எடுத்துங்க இப்போ அமெரிக்காவுக்கும் உங்களை கட்டி கொடுத்துருக்கு திரும்ப நீங்கள் அமெரிக்கா சிட்டிசன்ஷிப்லேருந்து திரும்ப இந்தியா சிட்டிசன்ஷிப் மாறுறீங்க அப்படின்னும் போது இந்தியா தான் திரும்ப உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னும் போது புகுந்த வீடு குலதெய்வம் நீங்கள் வழங்கக்கூடாது பிறந்த வீடோட குலதெய்வத்தை வழங்கணும் யாருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்காத பட்சத்தில் நீங்கள் பிறந்த வீடு குலதெய்வத்தை திரும்ப வழிபாடு பண்ணலாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயம் அந்த கணவரோட வீட்டு சைடு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா அந்த கணவருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த பந்தம் என்பது அந்த ரத்தம் கலந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையாவே உருவாயிருக்கு அப்படின்போது குழந்தையாக உருவாயிடுச்சு குழந்தை உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் விவாகரத்து ஆச்சு அப்படின்னா நிச்சயம் நிச்சயம் நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வம் என்பது கணவர் வீட்டு சைடு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை தான் நிச்சயம் நீங்கள் வழிபாடு பண்ணணும் இன்னொரு கேள்வி ஒன்று வந்திருந்தது அந்த கேள்வி கேட்டு எனக்கே ரொம்ப மெஸ்மரைஸாக இருந்தது இப்போ இறந்த பின்பு குலதெய்வம் என்பது அடுத்த ஜென்மத்தில் மாறும் தானே அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க சூப்பரான கேள்வி தான் இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அதே கான்செப்டே எடுத்துக்கங்க இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க இந்தியாவோட பிரதமரும் அந்த இந்தியாவும் உங்களை பார்த்துக்குது அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காலையோ இல்லை ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸு இல்லை ஏதோ ஒரு வெளிநாட்டில் பிறக்கிறீங்க அப்படின்னும் போது யார் உங்களை பார்த்துப்பா அந்த கண்ட்ரி தான் பார்த்துக்குவோம் அப்படின்னும் போது நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் இந்த குலத்திலே பிறப்பீங்களான்றது தெரியாது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் மனித ஜென்மமாக பிறப்பீங்களான்றதும் தெரியாது அது இல்லைனாலும் ஆணாக பிறப்பீங்களானும் தெரியாது பெண்ணாக பிறப்பீங்களானும் தெரியாது அப்போ பெண்ணுன்னு போது திரும்ப ரெண்டு குலதெய்வம் போக ஆரம்பிக்கும் அதனால தான் மாணிக்கவாசர் என்ன பாடுறாரு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகின்னு சொல்லிட்டு பல பிறப்பை பிறந்தெழுத்தேனே என்பருமானேன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நீங்கள் எந்த ஜென்மமாக பிறக்க போகிறீங்கன்றதும் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் எந்த ஜென்மத்தில் எந்த இடத்துல பிறந்தாலும் அந்த குலத்தோட குலதெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமாக வரும் அப்படின்றத தெரிஞ்சுங்க எப்பயுமே இதே குலத்திலே பிறப்பீங்கன்றதெல்லாம் நிச்சயமாக சொல்ல முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அனைத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்